மை சேனல் தக்னீஸ் இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது ஃபிஷ் ஃப்ரை தக்னி ஸ்டைலில் ஸோ அதுக்காக நான் வந்து மத்தி மீன் இது வந்து சும்மா ஃபோர் பீசஸ் எடுத்திருக்கேன் ஸோ இது வந்து நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணி சென்டரில் வந்து நல்லா ஸ்பிட் ஸ்லிப் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ மசாலா வந்து நல்லா உள்ளே ஃபில் பண்ண செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஸோ இந்த ப்ரிப்ரேஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா ஸோ ஒரு பவுலில் ரெட் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ இது நார்மல் ரெட் சில்லி பவுடர் ஒரு three teaspoon red chilli powder half a teas ஒரு குவார்ட்டர் டீஸ்பூன் வந்து டர்மரிக் பவுடர் தென் வந்து சால்ட் ஆட் பண்ணுறோம் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறமா ஒரு teaspoon ginger garlic paste okay நான் வந்து ஒரு டீஸ்பூன் கார்ன்ஃபிளர் ஆட் பண்ணுறேன் ஸோ இது ஆட் பண்ண வந்து அந்த கோட்டிங் வந்து அப்படியே இருக்கும் ஃபிஷ் மேலே அந்த மசாலா கோட்டிங் நல்லா கிறிஸ்பியாக கூட இருக்கும் ஃப்ரை பண்ணால் அது கூட நான் ஒரு டீஸ்பூன் வந்து லெமன் ஜூஸ் நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன் around one to two teaspoon சும்மா அந்த ஒரு பேஸ்ட் மாதிரி கன்சிஸ்டன்சியில் வரதுக்காக நான் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ண போகிறேன் இது வந்து எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஸோ இன்னும் வரல ஸோ இன்னும் கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணலாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் திக் பேஸ்ட் லெவலுக்கு வந்து நாங்கள் இது மிக்ஸ் பண்ணிக்கணும் இப்போ வந்து நாங்கள் இதை வந்து நல்லா ஃபிஷ்ஷோட மேரினேட் பண்ணிக்கலாம் நல்லா கோட்டிங் பண்ணிக்கலாம் மசாலா நல்லா உள்ளெல்லாம் போட்டு இந்த ஸ்லைடு இருக்கு இல்லையா இந்த நடுவில் கொஞ்சம் மாதிரி ஃபிங்கர்ஸை விட்டு இந்த மாதிரி மசாலா ஸோ சாப்பிடும் போது நல்லா உள்ள மசாலா போயிருக்கும் ஸோ இந்த மாதிரி நாங்கள் நல்லா போட் பண்ணி வச்சுக்கலாம் ஸோ எல்லாம் நல்லா மசாலா கோட்டிங் இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணிவிட்டு இது வந்து மினிமம் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் மேரினேட் பண்ணணும் நீங்கள் ஓவர் நைட் மேரினேஷன் கூட நல்லா தான் இருக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டே பண்ணணும்னா பிஃபோர் நைட்டே நீங்கள் மேரினேட் பண்ணிவிட்டு இது மாதிரி ஒரு டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி நீங்கள் ஃப்ரீசரில் வச்சுட்டிங்கன்னா நெக்ஸ்ட் டே நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதுதான் நீங்கள் சடன் அதான் உடனடியாக பண்ணணும்னா ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் வந்து இது வந்து நல்லா மேரினேட் ஆகணும் அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ நான் இதை ஃப்ரை பண்ணும்போது உங்களுக்கு காமிக்கிறேன்